ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சிம்பிளாக மெடிடேட் பண்ணுறது தியானம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் தியானம்னா என்னங்கிறது முன்னாடி உள்ள வீடியோவில் பார்த்தோம் தியானம் எதுக்கு பண்ணுறது முன்னாடி உள்ளது பார்த்தோம் இப்போ சின்ன அது நமக்கு இப்போ நான்லாம் வந்து தியானம் அப்படி இப்படின்னு எல்லாம் எங்கேயும் போய் படித்ததெல்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் சிம்பிள்னு நான் நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்க இல்லைன்னா தூக்கி தூர போட்டுங்க அது நான் இல்லை யார் சொல்றதா இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து அது என்ன சொல்றது இது சரி இல்லை இல்லைன்னா இது ஒர்க் அவுட் ஆகாது அது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு யூஸ்ஃபுல்னா வச்சுக்கோங்க இல்லைன்னா தூர போட்டுங்க அது யார் சொல்றதா இருந்தாலும் சரி சரியா இது ஸோ இது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் அவ்வளோதான் ட்ரை பண்ணி பாருங்க முதல்ல தியானம் பண்ணுறதுக்கு தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று அது நான் சொல்லணும் சிம்பிளாக சொல்லணும்னா எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடியும் ஏதோ ரோட்டில் போகக்கூடிய ஏதோ ஒரு பாவப்பட்ட ஆள் பிச்சைக்காரன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு யாருன்னே தெரியாத ஆள் ரோட்டில் யாரோ ஒரு ஆள் அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு மினிமம் வாங்கி கொடுத்துட்டு எந்த காரியம் வேணாலும் பண்ண ஆரம்பிங்க இது வந்து ஜென்ரலாக பண்ணுறது நல்லது தியானத்துக்கும் பிச்சைக்காரருக்கும் என்ன சம்மந்தம் கேட்கலாம் அப்படிதானே ஒன்று ரெண்டு மூணு ரீசன் சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து கடவுளை அடைகிறதுங்கிறது வந்து ஒன்லி த்ரூ லவ் அன்புனால மட்டும்தான் பாசிபிள் அன்பு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம எத்தனை எவ்வளவு தவம் பண்ணியாச்சுனாலும் எத்தனை வருஷம் தவம் பண்ணியாச்சுனாலும் வேஸ்ட் ஸோ இந்த தியானம் ஆஸ்பெக்டில் இந்த மாதிரி தெரியாதவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கும்போது அதாவது எல்லாருமே நான் நான் எனக்குன்னு நம்ம ஓடிட்டு இருக்கிறோம் ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா நான் என்னுடைய எனக்கு அந்த மாதிரி ஓடாம நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளுக்கு ரோட்ல போற ஏற ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தாச்சுன்னா அடுத்தவங்க மேல அடுத்தவங்க மேல அன்பு வர்றதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு கருணை உள்ளம் அது வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒன்று ரெண்டாவது என்ன ரீசன் சொல்லலாம்னா தியானம்ங்கிறது நம்ம உட்காந்துடலாம் நம்ம தியானம்னா என்ன ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதுக்கு பேர் தான் தியானம் சரியா நம்ம ஒண்ணுமே பண்ணாம இருக்கும்போது ஏதாவது நடக்கணும் அப்படித்தானே சும்மா கம்ப்ளீட்டா அப்படி இருந்துட்டு ஓகே லைஃப்ல வந்து ஒரு இருபது வருஷம் நான் தியானத்துல இருந்து ஒண்ணுமே இல்லை நான் வந்து இறந்து போறேன்னு வச்சுக்கோங்களேன் இருபது வருஷத்தை வேஸ்ட் பண்ற மாதிரி தான் அர்த்தம் அப்படித்தானே இன்டைரக்டாட்டு நமக்கு வந்து என்ன அடையணும் என்ன கோல் அதை பார்க்கணும் தியானத்துல நம்மளை உணர்றது நம்மளை உணர்றதுக்கு நம்ம ட்ரை பண்ண போறது இல்லை நம்ம சும்மா உட்கார போறோம் அப்போ யா யாரோ ஒரு ஆள் ட்ரை பண்ணி எதோ எதையோ நடத்தணும் அப்படித்தானே அதை வந்து கடவுள்னு நம்ம இப்போ வச்சுக்கலாம் அந்த கடவுள் நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நம்ம அவர் அவர் கடவுளுக்கு கிட்ட கேட்கணும் அப்படித்தானே இப்போ இதை தாங்கப்பா அப்படின்னு ஏதாவது நம்ம கேட்டால் தான் நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம கடவுளை எப்படி வந்து நம்ம அட்ரஸ் பண்ணுவோம் ஏதாவது ஒன்று கேட்கும்போது ஐயா எனக்கு இதை கொடுங்க எனக்கு அதை கொடுங்க அப்படியாக சிவபெருமானே எனக்கு இது வேணும் முருகா எனக்கு இது வேணும் இந்த மாதிரி எல்லாம் கேட்போம் இல்லையா அது வந்து ஒரு பிச்சைக்காரர் ரேஞ்சில் கேட்கக்கூடாது இது வந்து எப்படி இருக்கும்னா எனக்கு ஏதோ பிச்சை கொடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரியாகவும் நம்ம வந்து நார்மலாக வந்து வழிபட்டுட்டு இருக்கிறோம் அது அப்படி இல்லை நம்மளை நம்ம நம்மை படைத்தது கடவுள் ம் ஸோ அந்த ஆங்கிளில் கடவுளுக்கு குழந்தைங்க நம்ம ஸோ ஒரு அப்பாக்கும் பையனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குதோ அந்த ரிலேஷன்ஷிப் தான் கடவுளுக்கும் நமக்கும் நம்ம பிச்சைக்காரம் கிடையாது ஸோ அப் ஆனால் நம்ம வந்து அந்த உறவு முறை தெரியாததுனால நம்ம வந்து பிச்சை கேட்குற மாதிரி கேட்குறோம் அந்த உறவு முறை அது வந்து எப்படி உண்டு நம்மளா உண்டு பண்ணணும் எப்படி உண்டு பண்ணணும்னா அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ நம்ம அந்த அந்த தெரியாத ஆளுக்கு கொடுக்குறோம் சொல்றோம் இல்லையா உயிர்களை படைப்பது கடவுளுடைய செயல் அந்த உயிர்களை காப்பது கடவுளுடைய செயல் நம்மளை படைச்சாரு நம்ம வந்து நம்மளை பார்த்துட்டு ஓடிட்டே இருக்கிறோம் இந்த ரோட்ல போகக்கூடிய ஒரு ஆளுக்கு நம்ம வந்து உதவும் போது கடவுளுடைய தொழிலை நாம் செய்கிறோம் சரியா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது மைண்டில் வச்சுக்கோங்க கடவுளோட கடவுளுக்கு உதவி செய்கிறோம் நம்ம ஏன்னா பக்கத்தில் உள்ள ஆளுக்கு ஒருவேளை சாப்பாடோ ஏதோ கையில் இருக்கிற காசோ ஏதோ கொடுக்கும்போது ஸோ அப்படி கொடுத்தாச்சுன்னா ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா இப்போ ரோ ஒரு ஒரு பிச்சைக்காரங்க வந்து நம்ம வீட்டில் வந்து அம்மா காசு கொடுங்கன்னு கேட்குறாங்க அந்த அந்த மாதிரி கேட்கறதுக்கும், இப்போ ஒரு நம்ம வீட்டில் வேலை செய்கிற ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு ஏதோ ஒரு வேலை கொடுத்துருக்குறோம் அவர் செய்கிறாரு காலையிலேருந்து ராத்திரி வர செய்கிறாரு ஈவினிங் வந்து காசு. அவருக்கு சம்பளம் கேட்கறது வந்து நிற்கிறாரு அந்த பிச்சைக்காரர் கேட்கறதுக்கும், இந்த சம்பளம் கேட்கறதுக்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு ஆள் வந்து நம்மளுடைய தயவுல வாழ்றாரு, பிச்சைக்காரங்க. இன்னொருத்தர் அவர் பண்ணின வேலைக்கு கூலி கேட்குறாரு ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு ஸோ நான் என்ன சொல்றேன்னா இந்த பிச்சைக்கார ரேஞ்சில் நம்ம கடவுள்கிட்ட போகாம நம்ம கடவுளுக்காக ஏதாவது பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட நம்ம கேட்கலாம் எனக்கு என்னுடைய என்ன சொல்றது எதிர்காலத்தை நீ பார்த்துக்கோ நீ பார்த்துக்கணும் புரியுது இல்லையா அந்த டிஃப்ரென்ஸு ஸோ இந்த ரேஞ்சில் கடவுள்கிட்ட போகும்போது நமக்கும் கடவுளுக்கும் ஒரு பர்சனல் பந்தம் உருவாகுது சும்மா ஐயா எனக்கு கொடுங்க கொடுங்க கொடுங்க தா தா தா அது வந்து ஓகே எஃபெக்டிவாக இருக்கலாம் தெரியாது ஆனால் இது வந்து என்னுடைய என்னுடைய லாஜிக்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நான் பண்ணுறது இந்த மாதிரி ஸோ அது ட்ரை பண்ணி பாருங்கள் ம் ஸோ ஓகே இது இது பில்டப் எல்லாம் கொடுக்கறது பார்த்தாச்சுன்னா ஏதோ பெருசாக ஏதோ இருக்கும் சிம்பிள் லாஜிக் தியானம் என்பது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் தியானம் மைண்டில் நமக்கு ஆயிரத்தெட்டு விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த ஓட்டத்தை கண்ட்ரோல் வந்து நம்மளால் பண்ண முடியாது சரியா அது வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும் இப்போ இந்த தியானத்தில் உட்காரும் போது இந்த என்ன சொல்றது பதஞ்சலி யோக சூத்ரான் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் உண்டு இந்த இது பண்ணும் இது பண்ணும் இது பண்ணக்கூடாது மூச்சு விடுறது நான் அதுக்கெல்லாம் உள்ளே போகல நான் சிம்பிளாக உள்ளது யார் வேணாலும் பண்ணுற மாதிரி சிம்பிள் டெக்னிக் ஒன்று சொல்கிறேன் இந்த பலூன் ஷூட்டிங் கேம் நீங்கள் கம்ப்யூட்டரில் விளையாடி இருக்கீங்களா பலூன் ஷூட்டிங் கேம்னா எப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் அப்படி பார்த்துட்டே இருக்கணும் அந்த கேமில் அப்படியே ஒரு பலூன் மேலே வரும் ஒரு அம்போ இல்லைன்னா ஒரு கன்னோ ஒரு ஏரோ ஏதோ ஒன்று வச்சு நம்ம வந்து அந்த பலூனை ஷூட் பண்ணுறோம் கம்ப்யூட்டரில் இந்த மாதிரி எத்தனை பலூனை ஷூட் பண்ணுறோமோ அத்தனை பாயிண்ட் அந்த மாதிரி அந்த கேமில் வரும் அந்த சேம் கேமை தான் மைண்டுக்குள்ளால விளையாட போகிறோம்னு வச்சுக்கோங்க ம் அந்த பெலூன் இருக்குது இல்லையா அந்த பெலூன் ஒவ்வொரு பெலூனும் ஒவ்வொரு எண்ணம் சரியா இதுக்கு மைண்டுக்குள்ளால நமக்கு தோன்றக்கூடிய எண்ணங்கள் இந்த ஒவ்வொரு பெலூன் மேல வர்ற மாதிரி நம்ம வந்து இந்த எண்ணத்தை அழிக்க முடியாது அந்த எண்ணத்தை நம்ம வந்து அடையாளம் காண்பது தான் நம்மளுடைய கடமை அவ்வளோதான் தியானம்ங்கிறது இதோடி முடிஞ்சு போச்சு அது எப்படின்னா இப்போ நான் உட்காந்துருக்குறேன் இப்போ நான் உட்காந்துட்டு கண்ணை மூடுறேன் கண்ணை மூடிட்டு நான் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன் வைங்களா எண்ணம் இப்போ ஒன்றுமே வரல சும்மா உட்காந்துருக்குறேன் அப்படி உட்கார்ந்துருக்கும் போது ஒரு எண்ணம் வரும் எப்படி வரும் நேற்றைக்கு நான் அங்கே பண்ணேன் ஏதோ பண்ணேன் பழைய காலத்தில் ஒரு எண்ணம் வரலாம் இல்லைன்னா நாளைக்கு எனக்கு இதை பண்ணணும் இல்லைன்னா அவன் அங்கே போகணும் அவன் அதை பண் அவன் பண்ண இதை பண்ண சொன்னான் அதை பண்ண சொன்னான் நிறைய எண்ணங்கள் வருது இல்லையா இப்படி உட்காந்துட்டு நேற்றைக்கு நான் இதை பண்ணினேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வருதுன்னா ஆ நம்பர் ஒன் அது ஒரு எண்ணம் கணக்கில் வச்சுக்கோங்க ம் அடுத்தது உட்காருங்க அடுத்தது நாளைக்கு எனக்கு இதை பண்ணும் ரெண்டாவது எண்ணம் எனக்கு உடம்புல இங்கே ஏதோ சொரிகிற மாதிரி இருக்குது மூணாவது எண்ணம் வேற என்ன தோணுது மூணு நாலு எத்தனை எண்ணம் தோணுதோ ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு டைம் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்துட்டு எத்தனை எண்ணங்கள் வருதுன்னு கவுண்ட் பண்ணுங்க இதுதான் ஃபர்ஸ்ட் இது எதுக்கு தெரியுமா இது எதுக்கு பண்றோம்னா இப்போ ஒரு அஞ்சு மினிட்ல ஒரு ஐம்பது எண்ணம் வருதுன்னு ஐம்பது எண்ணம் வந்தாச்சுன்னாலே அந்த ஃபஸ்ட்டு டேல பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் வெற்றிகரமாக முடிஞ்சதுன்னு அர்த்தம் எத்தனை அதாவது எத்தனை எண்ணங்கள் ஜாஸ்தியாக வருதோ எத்தனை வந்தாலும் பரவாயில்ல ஐநூறு எண்ணம் வருதா ஃபைன் முதல் நாள் இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா ஒரு எண்ணம் வருது நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுறீங்க அதை பின்தொடர்ந்து போகிறீங்க ஓகே அடுத்தது எண்ணம் வருது அதையும் நீங்க வந்து பாயிண்ட் அவுட் பண்றீங்க எண்ணத்தை அழிக்க முடியாது அதுக்கு கூடால நம்ம நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ பண்றதுக்கும் தியானத்துல பண்றதுக்கும் என்ன வித்தியாசம்னா நான் இருக்கிற இந்த போதம் ஒரு எண்ணம் எனக்கோ உள்ளால தோன்றுது இந்த போதமும் எண்ணமும் சேர்ந்து நான் அப்படியே போயிடுறேன் அதுக்கு கூடாலே நான் போயிடுறேன் அந்த எண்ணம் எங்கே போய் முடியுதோ அது வரைக்கும் எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் அதுக்கு கூடாலேயே அது அந்த எண்ணம் என்ன என்ன பண்ண சொல்லுதோ அதை நான் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அது முடிஞ்சிட்டு அடுத்த எண்ணம் வந்து என்ன வேற ஏதாவது பண்ண சொல்லும் நான் அது அதில் ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா இருபது நிமிஷம் அப்படி போயிடுவேன் இப்படி தான் நம்மளுடைய ஒரு ஒரு நாள் வந்து இப்படி தான் முடியுது சரியா ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம செயல்படாமல் கை காலை அசைக்காம அதனால தான் கண்ணெல்லாம் மூடிட்டு உட்காரணும்னு சொல்றது கண்ணை மூடிட்டு இந்த உலகத்துக்கு கூடால நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணாம கண்ணை மூடிட்டு வெறும் மைண்டுக்கு உள்ளால தோன்றக்கூடிய எண்ணங்களை அடையாளப்படுத்துவது முதல் ஸ்டெப் ஐம்பது எண்ணங்கள் வருது ஃபைன் அப்படின்னா அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஐம்பது எண்ணங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வச்சு என்ன பண்ணுறது ஐம்பது எண்ணங்கள் வருதுன்னா என்ன அர்த்தம்னா அந்த எண்ணங்களை நம்மளால அடையாளப்படுத்த முடியுதுன்னு அர்த்தம் இப்போ வந்து என்னன்னா அந்த எண்ணமும் இந்த நான் இதுவும் சேர்ந்து ஒட்டிட்டு இருக்குது ம் ஒட்டிட்டு இருக்குதுன்னா இப்படி வச்சுக்கோங்க அந்த காரணா முன்னாடி எல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் அந்த காரணா மொத்தம் நாலு உண்டு மனம் சித்தம் புத்தி அகங்காரா இது நாளும் உள்ளால இருந்து நம்மளை இயக்கக்கூடிய கருவிகள் என்னதெல்லாம் மனம் மனசு மனசுன்னா என்ன எண்ணங்கள் அவ்வளவுதான் மனம் சித்தம் சித்தம்னா என்ன போதம் கான்சியஸ்னஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க சித்தம் புத்தி புத்தின்னா புத்தின்னா இது பென் இது பென்சில் அந்த புத்தி கிடையாது நான் வந்து எம்ஏ படிச்சிருக்கிறேன் நான் பிஏ படிச்சிருக்கிறேன் நான் இந்தந்த சப்ஜெக்ட்ஸ் அந்த புத்தி கிடையாது கண்ணை மூடிட்டு இப்படி உட்கார்ந்துருக்கும் போது நமக்கு புரியக்கூடிய சக்தி இருக்குது இல்லையா நமக்கு உள்ளால புரியும் சக்தி அந்த சக்தியை தான் நான் வந்து புத்தின்னு சொல்லணும் புரியக்கூடியதுன்னா என்ன இப்போ நான் கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கிறேன் இப்போ சிவபெருமான் வர்றாரு ம் சிவபெருமான் வர்றாரு இது சிவபெரு சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்லி எனக்கு உள்ளால ஒண்ணு இருக்குது இல்லையா புத்தி இந்த புத்தி தான் எனக்கு சொல்லும் இதுதான் சிவபெருமான் ம் நம் அந்த என்ன சொல்றது யாரை வேணாலும் வெளி நமக்கு உள்ளால வெளிப்படுத்தக்கூடிய அந்த கெப்பாசிட்டி ம் அதுதான் வந்து புத்தின்னு சொல்றது ஸோ மனம் சித்தம் புத்தி அகங்காரா அகங்காரானா நான் அப்படின்னு எல்லாருக்கும் உள்ளால ஒரு உணர்வு இருக்குது இல்லையா இந்த அகங்காரா இது நானும் இருந்து தான் வந்து நம்மளை இயக்குது இதுல உள்ளால இருக்கக்கூடிய ஓகே ஒரு லாஜிக்காக வச்சுக்கலாம் இது வந்து பேக்ல இருந்து நம்மளை ஆப்ரேட் பண்ணக்கூடியது நம்மளுடைய ஆத்மா அப்படின்னு வச்சுக்கலாம் பிரஜானம் பிரம்மா அது அது மகா வாக்கியாஸ்ல வரும் பிரம்மா இஸ் கான்ஷியஸ்னஸ் இல்லைன்னா நாலெட்ஜ் பல ஆங்கிள் அதை எடுத்துக்கலாம் அந்த உள்ளலேருந்து நம்மளை இயக்கக்கூடிய போதம் அந்த போதத்துக்கு கூடால தான் இந்த இன்டெலிஜென்ஸ் வந்து ஒட்டிட்டு இருக்குது ஏன் ஒட்டிட்டு இருக்குதுன்னு நான் சொல்றேன் இந்த போதம் இருக்குது வெறும் போதம் மட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க வெறும் போதம் மட்டும் இருக்குது நம்ம எப்படி இருப்போம் எண்ணங்கள் தோன்றல நான் என்ற உணர்வு இல்லை புத்தியும் இல்லை வெறும் இது இருக்குது எதையாவது ஃபீல் பண்ண முடியுமா ஏதாவது நம்ம கூடால ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ண முடியுமா முடியாது அந்த இதுக்க கூடால சேர்ந்து இருக்கக்கூடியது புத்தி ஓகே நான் வந்து இப்படி இருக்கிறேன் நம்மளை வந்து உணர்த்தக்கூடியது அதுக்கு அடுத்தது என்ன சொல்றது மனம் சித்தம் புத்தி அகங்காரம் அகங்காரா வந்து கூடால இருக்குது இந்த நான் என்ற அந்த எண்ணம் அது ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ளால இருக்கக்கூடியதும் இதுக்கு கூடால ரொம்ப ஓட்டிட்டு இருக்குது இந்த நானை அழிக்கிறதுக்காக தான் உலகத்துல உள்ள எல்லா ஸ்பிரிச்சுவல் இருக்கிற ஸ்பிரிச்சுவல்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்டமா சம்பந்தப்பட்டவங்க பண்ணக்கூடிய எந்த விஷயமானாலும் சரி இந்த நான் நமக்குள்ளால இருக்குது இல்லையா அதை அழிப்பதற்காக செய்யக்கூடியது இது மட்டும்தான் ஆன்மீகம்னா இந்த நானை அழிப்பது அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது ஏன் மற்ற வீடியோஸ்ல எல்லாம் அது கிளியரா சொல்லியிருப்பேன் இந்த நான் போயாச்சுன்னா என்ன சொல்றது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று அது இதுன்னு எல்லாம் தெரியும் அது ஒரு அது ஒரு பெரிய கடல் ஸோ அதை விட்டுலாம் ம் ஸோ என்ன இங்க இருக்கக்கூடியது சித்தம் சித்தம் புத்தி அது சித்தம் அதுக்கு முன்னாடி புத்தி இது ரெண்டும் ரொம்ப க்ளோஸா இருக்குது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது அகங்காரா இது மூணும் இவ்வளவு க்ளோஸ்ல இருக்குது அதுக்கு அவுட்டர் லேயர்ல தான் என்ன இருக்குது இந்த மனம் இதெல்லாம் தலைக்குள்ளால இருக்கக்கூடியது அந்த தலைக்கு உள்ளால நாள் இருக்குது அதுல இந்த அவுட்டர் லேயர்ல இருக்கக்கூடியது தான் வெளிப்புறத்துல இருக்கக்கூடியது தான் இந்த மனம் அந்த மனம் என்பது எண்ணங்களால் ஆனவை அந்த எண்ணங்களை நான் வந்து இந்த சித்தத்திலிருந்து பார்க்கணும்னு சொல்கிறேன் இந்த உடம்பு தான் நான் அப்படின்னு நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த உடம்பு உடம்பும் நானும் ஒன்று நான்னா இந்த உள்ளல இருக்கக்கூடிய நானும் இந்த உடம்பும் ஒன்று அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நினச்சிட்டு இருக்கவங்கள்ட்ட இந்த உடம்பு நான் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அதை ஏற்றுக்க முடியாது ஈஸி கிடையாது ம் அது ஒன்ஸ் அந்த அந்த மைண்ட் லெவலில் அதை உணர்ந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி ஸோ இந்த வெளியில் உள்ள உடம்பு ஓகே நீங்கள் தான் அதை வச்சுக்கோங்க அதனால தான் கண்ணெல்லாம் மூடியாச்சுன்னா இந்த உடம்பு இந்த ஆடாமல் அசையாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ண சொல்கிறது ஸ்ட்ரைட்டா உட்காருங்க கம்ஃபர்டபுளா உட்காருங்க நல்லா மூச்சு எடுத்து விட்டுட்டு உட்காருங்க ரிலாக்ஸ்டாக இருங்க அதெல்லாம் இந்த உடம்பை வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக இல்லைன்னா காமாக வைக்கிறதுக்குள்ள ஸ்டெப்ஸ் அதெல்லாம் அதுக்காக தான் ஸோ இப்போ உள்ளால இருந்து இந்த மனதை நம்ம பாக்குறோம் மனதில் உள்ள எண்ணங்களை பார்க்குறோம் முதல்ல ஒன்று பார்ப்போம் ஓகே ஐம்பது ஐம்பது எண்ணங்கள் வருது ஓகே ஃபர்ஸ்ட் நாள் ஐம்பது எண்ணங்கள் பார்த்தாச்சுனாலே அது வந்து ஒரு சக்சஸ் நான் சொல்கிறேன் அது என்ன அந்த தோன்றக்கூடிய எண்ணங்களை இந்த போதத்தில் இருந்து நாம் என்ன சொல்றது அதை கரெக்டாக துல்லியமாக நம்ம வந்து அது எங்க இருக்குதுன்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றோம் இது ஒரு எண்ணம் இது ஒரு எண்ணம் இது ஒரு எண்ணம் எண்ணத்துக்கு கூடால இருந்தா சொன்னாலும் போகலாம் பிரச்சனையே கிடையாது அது இது ஏதோ ஒரு ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு ஜெயிலுக்குள்ள அடைச்சு போட்டு அந்த மாதிரி அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது ம் கேஷுவலா ரிலாக்ஸ்டா படுத்து கிடந்தே பண்ணலாம் இது சும்மா ம் இதை ஐடென்டிஃபை பண்ணி பண்றது அடுத்த நாள் என்ன பண்ணுங்கன்னா எத்தனை எண்ணங்கள் வருதுன்னு திருப்பியும் கவுண்ட் பண்ணுங்க ம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐம்பதுலேருந்து முதல் நாள் ஐம்பது அடுத்த நாள் இது ஐம்பத்தி ஒன்று வருதா நாற்பத்தி ஒன்பது வருதான்னு நீங்கள் பாருங்க ஐம்பத்தி ஒன்று வருதுன்னா ஓகே உங்கள் மைண்டு உண்மையிலே நல்ல பயங்கர ஆக்டிவாக இருந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம் அதை நீங்கள் கண்டினியூ பண்ணீங்கன்னா கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தஞ்சு போகமாக இருக்கும் அறுபது போகமாக இருக்கும் ஆனால் ஒரு நாள் கீழே வரும் கொஞ்சம் உலக என்ன சொல்கிறது அந்த உள்ள அதாவது இன்ட்ரோவர்ட்னு இன்ட்ரோவர்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இன்ட்ரோவர்ட்னா நான் அதாவது வெளியில் வந்து ரொம்ப ஜாலியாக ஊர் சுற்றி அந்த மாதிரி எல்லாம் என்ஜாய் பண்ண நம்ம வீட்டுக்குள்ளாலேயே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு சில ஆட்கள் உண்டு இல்லையா அந்த மாதிரிப்பட்ட ஆட்களுக்கு அந்த அளவு எண்ணங்கள் ரொம்ப வந்து வராது அது ஜென்ரல் ஜென்ரலாகவே அப்படிப்பட்டது ஸோ அவங்களுக்கு முதல் நாள் ஐம்பது வருதுன்னா அடுத்த நாள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி எட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சும்மா ஒரு நம்பர் சொல்கிறேன் இந்த மாதிரி குறைஞ்சிட்டே வரும் குறைஞ்சிட்டு வந்தாச்சுன்னா என்ன அர்த்தம் அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு தோன்றக்கூடிய எண்ணங்கள் வந்து நம்பர் குறையுது அப்படின்னா ரெண்டு ரெண்டு விஷயமா இருக்கலாம் ஒன்று ஒரு எண்ணமே ரொம்ப நேரம் ஓடுதுன்னு வச்சுக்கலாம் ஒன்று ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் இடையில ஒரு சின்ன கேப் இருக்குது அவ்வளோதான் அந்த சின்ன கேப்னு சொல்றேன் இல்லையா அந்த கேப்பு தான் தியான நிலை தியான நிலைன்னா ஒன்றும் செய்யாம இருக்கக்கூடிய நிலை உம் இப்போ நான் அது சொல்லும்போது அது சும்மா இருக்கும்போது ஆ நம்ம கண்ணை மூடிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் பல்ல கடிச்சிட்டு அப்படி உட்காரலாம் ஆனால் வந்து அது வந்து பை ப்ரெஷர் அது பை ஃபோர்ஸ் அது இல்லை அது ரிலாக்ஸ்டாட்டு ஒரு நேச்சுரல் ஸ்டேட்டில் அப்படி இருக்கணும் இருக்க பழகணும் இது நம்ம பாடிக்கு நல்லது இது வந்து பல பல பல மதங்கள்ல இது எல்லாமே இருக்குது ஆனா வந்து நம்ம அது ஏன் பண்றாங்க எதுக்கு பண்றாங்க அதெல்லாம் ஒண்ணுமே மந்திரங்கள்லாம் ஓதுவாங்க இல்லையா மந்திரங்கள் ஓதுறது எதனால மந்த் மந்திர மந்திரம்னு ஒரு டாபிக்கே வீடியோ போட்டிருக்கிறேன் நினைக்கிறேன் மந்திரத்துல ஒண்ணுமே கிடையாது சரியா மந்திரம் அதுல அதுல என்ன சொல்லுது கடவுள் தந்த மந்திரம் அதெல்லாம் ஒரு சைட்ல அது அந்த மாதிரி எல்லாம் எனக்கு அதுல சுத்தமா நம்பிக்கை கிடையாது நான் என்ன சொல்றேன்னா மந்திரம் ஓகே சம்திங் ஏதோ ஒண்ணு இருக்குது அந்த மந்திரத்தை என்ன என்ன நினைச்சிட்டு நம்ம சொல்றோம் என்ன நினைச்சிட்டு சொல்றோம் அது எப்படி சொல்றோம் எந்த நிலையிலிருந்து சொல்றோம் அந்த மந்திரத்தை பிரயோகிக்கும் முறை அது இம்பார்ட்டன்ட் அது ஏன்னா அது எல்லாமே தியானத்திலே வந்துடும் இப்போ ஏதோ ஒரு மந்திரம் மந்திரம்னு வேண்டாம் ஒரு சிம்பிள் லாஜிக் எல்லாம் இந்த சங்கீதம் படிக்கிறாங்க இல்லையா கர்நாடிக் மியூசிக் அவங்க அவங்கள ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமே அது சும்மா எழுத்து தான் சாரி கமா பாத நிசா ஓகே அவங்க என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் ஆக்சுவலாக மெடிடேஷன் அதெல்லாம் தியானம் அது எப்படின்னா அவங்க சும்மா இந்த லாஜிக் நான் சொல்றேன்ல இது லாஜிக் எல்லாத்துலயும் சேம் தான் அவங்க வந்து அந்த சஸ்டைன் நோட்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க சா சா மட்டும் ரொம்ப நேரம் அதை அப்படியே சொல்லிகிட்டே இருக்கணும் அது என்ன கோல்னா அந்த ஃப்ரீக்குவென்சியில் சா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் இருந்து எவ்வளோ நேரம் அதுலயே நிற்க முடியுதுன்னு பார்க்கணும் அது ஒரு ப்ராக்டிஸ் இப்போ அது எப்படி வரும்னா சா இப்படியே போயிட்டே இருக்கும் எவ்வளோ நம்மளால மூச்சு எவ்வளோ நேரம் வைக்க முடியுமோ அது அப்படியே போயிட்டு வருவோம் என்ன நடக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க சா இப்படி வரும் வந்த உடனே என்ன பண்ணுறோம் நமக்கு நமக்கு அறிவுக்கு தெரியுது நம்மளுடைய புத்திக்கு புத்திக்கு என்ன தெரியுது இந்த வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுதுன்னு தெரியுது அதை இம்மீடியட்டா கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வாய்கிட்ட என்ன சொல்றது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் புத்தி இந்த இடத்துல தப்பாக போகுது திருப்பியும் கரெக்டாக அப்படின்னா எப்படி வரும்னா சா திருப்பியும் சா அதை கண்டினியூ பண்ணுறோம் புரியுது இல்லையா இதே தான் லாஜிக் வந்து சிம்பிள் ஒன்று நம்மளுடைய நம்ம சொல்ல போதம் பார்த்துட்டே இருக்குது ஒரு எண்ணம் வருது அந்த பெலூன் பெலூன் கதை தான் ஒரு எண்ணம் வருது நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் அந்த பெலூனை ஐடென்டிஃபை பண்ணுறோம் ஓகே இது முடிஞ்சது இதில் ஏதாவது தப்பாக இருந்தாச்சுன்னா இதை கரெக்ட் பண்ணுறது தான் இந்த சா எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது ஸோ இது எல்லாமே மெடிடேஷனில் உள்ள சிம்பிள் சிம்பிள் ப்ராக்டிசஸ் இது எல்லாம் வந்து நார்மலாக இருக்குது இது மெடிடேஷன் சொல்கிறது வந்து தனியாக உட்காந்து இப்படி உட்காந்து அப்படியெல்லாம் பண்ணுறது கிடையாது எல்லாம் காய்கறி வெட்டும் போதும் மெடிடேட் பண்ணலாம் எண்ணங்கள் வராமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மெடிடேஷன் அதை கண்டினியூஸாக இதை வந்து ஒரு பழக்கமாக நம்ம கொண்டு வர பார்க்கணும் அவ்வளோதான் இதில் வந்து அட்வான்டேஜ் என்ன நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடி வந்து ஒரு இல்லை ஓகே இதில் உள்ள அட்வான்டேஜ் அதையும் சொல்கிறேன் மெடிடேஷன் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம் என்ன என்ன என்ன என்ன பிரயோஜனம்னா ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம நமக்கு ஒரு பிரச்சனை வருது இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா இந்த அந்த காரணம் சொன்னோம் இல்லையா மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால நமக்கு ஒரு பிரச்சனை ஒருத்தன் வந்து என்னை வந்து இப்படி அடிக்கிறான்னா எனக்கு உள்ளால பல இது ட்ரிகர் ஆகும் என்னது என்ன அடிச்சிட்டான் ஒன்று அவன் எப்படி என்ன அடிக்கலாம் நான் என்ன அவ்வளவு சீப்பானவனா இந்த மாதிரி பல பல பல பல பல ஆங்கிளில் இந்த நாளும் வந்து ஆக்ட் பண்ண தோணும் இது மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இது இவ்வளோ ஆக்ட் பண்ணும் இப்போ மெடிடேஷன்ல இப்போ நான் உட்காந்து கண்ணை மூடிட்டு ஓகே இந்த பாடியை என்னால் எனக்கு அந்த கோரா உள்ள இருக்கக்கூடிய நான் இருக்குது இல்லையா அதுக்கு வெளியில தான் எனக்கு பாடி இருக்குது அதுக்கு வெளியில தான் என்னுடைய மனம் இருக்குது அந்த எனக்கு வெளியில இருக்கக்கூடியதை தான் என்ன ஒருத்தவங்க தொடுறாங்க இல்லைன்னா அடிக்கிறாங்க அந்த உணர்வு அந்த புரிதல் நமக்கு உள்ளால வரும் அந்த புரிதல் வந்ததுன்னா என்ன நடக்கும் மற்றவங்கள நம்ம வெளியில வச்சு என்ன சொல்றது நம்மளுடைய வாழ்க்கையில பழகிறதுக்கு நம்ம படிப்போம் வெளியில வச்சுன்னா என்ன அவங்க வெளியில தான் இருக்கிறாங்க ம் அவங்க வந்து ஓகே நம்மளை தப்பா பேசுறாங்க இல்லைன்னா திட்டுறாங்க ஏதோ ஒன்று பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து என்னை பாதிக்காது என்ன பாதிக்கல அது வந்து எனக்கு தெரியும் ஸோ என்ன பாதிக்காத ஒரு விஷயத்துக்கு நான் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணணும் ரோட்டில் வந்து ஒரு நாய் குலைக்குது குறைக்குது ம் நான் இருக்கிறேன் ஒரு நாய் குறைக்குது அது அதுக்கு வீட்டுக்குள்ளால இருந்து அது குறைக்குது நம்ம என்ன பண்ணுவோம் சரி நம்ம பாட்டுக்கு போவோம் அப்படிதானே நம்ம திரும்ப குறைப்போமா இல்லை இந்த இந்த லாஜிக் தான் நம்ம மெடிடேஷன் மூலமாக படிப்போம் ஒன்று அடுத்தது இந்த மெடிடேஷன் இந்த சும்மா இப்படி உட்கார்ந்து பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா நம்மளுடைய நா பாடிக்கு தேவையான என்ன சொல்றது இந்த நார்மல் ரிதம் என்ன சொல்றது இந்த ஹார்ட் பீட்டு அது இதுன்னு எல்லாம் இருக்குது இல்லையா அது எல்லாமே கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகும் ரிலாக்ஸ்டுன்னா அந்த தேவையில்லாமல் ஆபூனி அப்படி ஓடிட்டு இருக்கிறதுக்கு இந்த திங்க் பண்ணாமல் சும்மா ரிலாக்ஸ்டாக உட்கார்ந்துருக்கும் போது நம்மளுடைய பாடி நார்மலாக இருக்கும் இது அது என்ன பிரச்சனைன்னா சும்மா இருக்கும்போது இப்போ நான் சும்மா எதுவுமே திங்க் பண்ணாமல் இருந்தேன்னா ஏதாவது டென்ஷன் இருக்குதா இல்லை எதுவுமே திங்க் பண்ணாமல் நான் பேசாமல் இருக்கிறேன் டென்ஷன் கிடையாது ஆனா, எண்ணங்கள் தலைக்குள்ளால ஓடும்போது, நமக்கு அதுக்கு அதுக்கு ரியாக்ட் பண்ணணும். அது ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த எண்ணங்கள் நம்மளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அது ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால நம்ம வந்து எக்ஸைட்டடாட்டு நம்ம இருப்போம். இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் குவாண்டம் குவாண்டம் பிசிக்ஸ்லாம் இந்த ஆட்டம்ஸோட இதை பார்த்தீங்கன்னா, அது இந்த எக்ஸைட் ஆறதுன்னு அந்த ஸ்டேட்டே சொல்லுவாங்க. ம். அந்த எலக்ட்ரான்ஸோ என்ன சொல்றது சாடி ஓடி போறதுன்ட்டு அது ஒரு சயின்ஸ் என்னன்னா அது எக்ஸைட்டட் ஸ்டேட் நான் மீன் பண்றது ஒரு மாதிரி ஒரு வண்டு பறந்துட்டு இருக்கிற மாதிரி ஆகும் இப்ப நான் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறேன் ஒரு வண்டு எப்படி எப்படி போதுன்னு வைங்களா எப்படி இருக்கும் இப்ப நான் அதை பார்த்துட்டு இருக்கிறேன் இது இப்படி இப்படி இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் என்னால் நிம்மதியா இருக்க முடியாது அப்படித்தானே அது இங்க வருதா இங்க வருதா இப்படி போதா அந்த மாதிரி இருக்கும் அந்த உஸ்ன்னு சொல்றது தான் அந்த மைண்ட்ல உள்ள கூடிய எண்ணங்கள் நமக்கு உள்ளாலேயே நமக்கு கூடாலேயே உட்கார்ந்து நமக்கு தெரியாம நம்மளை வந்து அந்த மாதிரி அப்படியே ஓடி ஓட்டிக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வண்டை எடுத்து வெளியில விட்டுட்டு கதவை ஜன்னலை திறந்து நீங்க வெளியில விட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா நிம்மதி நமக்கு அந்த நிம்மதி வந்து நமக்கு உள்ளால தோன்றும் ஸோ இதில் ஏதாவது டவுட்டு இல்லைன்னா கொஷின்ஸ் இல்லைன்னா கிரிட்டிசிசம் இருந்ததுனால சொல்லுங்கள் கிளியராக இல்லைன்னா நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் வேறு கொஞ்சம் வசதியும் நம்ம பார்க்கலாம் நன்றி